அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய என் இனிய ஆண்டனிஸ் வாய்ஸ் தோழர்களே நண்பர்களே அன்பர்களே உறவுகளே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்ற என் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளும் வணக்கங்களும் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து நீங்கள் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களை நான் இன்று உங்களை சந்திப்பது ஒரு முக்கியமான ஒரு புனிதரை பற்றியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக புனித பிரான்சிஸ் அசிசியார் பேட்டன் ஆஃப் இக்காலஜி இயற்கையின் புனிதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் உலகம் முழுவதுமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான புனிதர் ஆகவே அந்த பிரான்சிஸ் அசிசாருடைய விழாவை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி நாங்கள் கொண்டாடுகிறோம் பிரான்சிஸ்கின் குடும்பம் கொண்டாடுகிறது ஆகவே அவரை பலர் தெரிந்திருக்கிறார்கள் பலர் தெரியாமல் கூட இருக்கிறார்கள் இந்த உடையை பார்த்தவுடனே பலர் நினைக்கிறாங்க அந்தோனியார் சபை என்று அந்தோனியார் புனித அந்தோனியார் அற்புதமான புனிதர் அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அதன் பிறகு தான் அவருடைய வாழ்க்கை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய அர்ப்பணத்தின் வாழ்வின் வழியாக நிறைய புதுமைகளை செய்து கூடி அற்புதம் என்ற பெயரை பெற்றிருக்கு அதுபோல் பிரான்சிஸ்கன் சபையில் நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் நிறைய புனிதர்கள் பிரான்சிஸ்கன் குடும்பத்திலே அருட்தந்தையர்கள் சகோதரர்கள் பொது நிலையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களிலும் நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த பிரான்சிஸ்கன் குடும்பத்திலே என்ன புதினம் இருக்கிறது ஏன் நிறைய பேர் பிரான்சிஸ் அசிசியாரை விரும்புகிறார்கள் அவரை ஏன் பிடிக்கிறது அவருடைய வாழ்வு அல்லது ஆன்மீகம் மக்களை எவ்வாறு பாதித்தது என்று நாம் சந்தி சிந்திக்க இருக்கிறோம் ஒரு சிலரை நான் கலந்துரையாடல் செய்து பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களே எங்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த அற்புதமான புனிதரை அவருடைய விழாவை கொண்டாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் திருச்சபையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் இளைஞன் மாபெரும் மனிதர் மாபெரும் புனிதர்தான் பிரான்சிஸ் அசிசியார் இவர் ஏழைகளின் தோழன் என்றும் இயற்கையின் புனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் நான்காம் தேதி கத்தோலிக்க திருச்சபையானது இந்த புனிதரின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் அசிசி என்னும் அழகான ஒரு நகரத்திலே உள்ள ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பின்னர் இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்துவிட்டு எளிமையான வாழ்வினை பூண்டு திருச்சபையின் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தியவர் இந்த புனிதரின் திருவிழாவை சிறப்பிக்கும் இந்த நன்னாளிலே அவரது வாழ்வு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்து தருகிறது என்பதில் ஐயமில்லை செல்வாக்கு மிகுந்த ஒரு வணிகரான தன் தந்தையின் செல்வ செழுப்பில் தனது இளமை பருவத்தை செலவிட்ட அவர் ஆயிரத்தி இருநூற்றி நான்காம் ஆண்டில் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு உலக வாழ்வினை வெறுத்து தனக்கு சொந்தமான தன் தந்தையின் செல்வம் அனைத்தையும் வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு ஏழைகளின் தோழனாய் எளிமையான வாழ்வு வாழ புறப்பட்டார் தன்னை ஆட்கொண்ட இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றிலும் இறைவனை கண்டு பாவித்து எளிமையான வாழ்வினை மையப்படுத்தி ஒரு இனிமையான ஆன்மீத்தை ஆன்மீகத்தை அனைவருக்கும் தனது வாழ்வினால் வழங்கினார் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் துறவர சபையை தன்னை பின்பற்றி இளைஞர்களை வைத்து துவக்கினார் இளம் பெண்களில் புனித கிளாராமாவை மையப்படுத்தி துவக்கினார் அதன் மூலம் எளிமையான வாழ்வினை வாழ்ந்து ஏழைகளின் தோழர்களாய் இயேசுவை அறிவிக்க போதிக்க வாழ அழைப்பு விடுத்தார் அருள் தந்தை father Joachim so you are with us no always smiling and you are ever ready to serve wherever you are there and you are serving wonderfully well. Uh, we see we are really inspired by your uh, attitude. You are principal of a school and you have come here all the way and you are with this a simple friar and it's really inspiring us and edifying us and uh, it motivates us and you are doing gardening you are doing everything in the community and that shows that that's a franciscan simplicity and uh, spirituality can you explain us how uh, you live Franciscan uh, life values and the spirituality. How do you uh, look at St. Francis and how do you live and how you, are, you propose for the young generations how to carry out the spiritual values of St. Francis today, day-to-day -day life. Yes. Thank you, Father. Yeah. Dhanyavad. Yeah. Vanakkam, Namaskar and greetings from me. Saint Francis was the saint of uh, the 12th and 13th century. साधु फ्रांसिस संत फ्रांसिस वो तेरहवीं बारहवीं शताब्दी के सेंट और वो आज भी हम लोगों के जीवन में जीवित है विशेष करके आप लोग हम लोगों के आचरण के द्वारा हम लोग के अच्छे जीवन के द्वारा हम लोगों के सृष्टि को जो आगे ले जाना है सृष्टि की रक्षा करने के लिए हम सबों को सन फ्रांसिस आमंत्रित करते हैं though we are living in twenty first century but then Saint Francis is very much venerated and also he is very much living saint for me because I see that Saint Francis is living everywhere especially Saint, uh, Pope Francis, in his encyclical Laudato Si, he emphasizes that entire human beings are the stewards of the present world. We all of us are aware that uh, 2019 COVID has hampered our life, but then also it teaches us this sister COVID teaches us that we have to be get ready for the future life. Today, when we live our Franciscan life, especially me, I see that everything is for me given on the spot. Everything is given for me for my use, not to abuse. That's why again and again I would say that we all are the stewards of this beautiful creation. Definitely, how we can implement all this stewardship in our day-to-day -day life, we can plant more trees. We can also use our Mother Earth very generously, not to abuse our Mother Earth, not to throw the dust or the waste here and there, but then in proper place. As you can see, we are in the, what do you call, amidst the nature, natural phenomena. Everything, wild as well as the, the raring grass are coming up but then how we take care of them depends upon each one of us. Dear friends, as we are going to celebrate our feast, Saint Francis is not going to come again and again, but then he is present in me and you. So let us have the sense of the stewardshipness in our day-to-day life. Thank you. May God bless you. தனது நாற்பத்தி இரண்டாம் வயதில் ஆண்டவர் இயேசுவின் ஐந்து திருக்காயங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு அது அதிக வேதனைகளை அனுபவித்து தனது நாற்பத்தி நான்காம் வயதிலே ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயிர் நீத்தார் இவர் மறைந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இவருடைய வாழ்வும் உயரிய ஆன்மீகமும் இன்று பலரையும் கவர்ந்தெடுத்திருக்கிறது பல நூற்றாண்டுகள் எத்தனையோ இளைஞர்கள் இளம் பெண்கள் பொது நிலையினர்கள் இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த சபையிலே பிரான்சிஸ்கன் சபையிலே எத்தனையோ புனிதர்கள் இந்த திருச்சபையிலே ஆன்மீகத்தை அசிசியான ஆன்மீகத்தோடு வாழ்ந்து காண்பித்து இந்த திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் அருட்டந்தி அவர்களே வணக்கம் நீங்கள் இங்கே வந்து எங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி பிரான்சிஸ் ஆசிரியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த ஆன்மீகம் உங்களை எப்படி உங்களை பாதிக்கிறது என்ன எப்படி வாழ்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் பீங் லெசர் பிரதர் பிரான்சிஸ்ட பிடிச்சதே அதான் எளிமை அது என்னுடைய வாழ்க்கையில் பல தடவை நான் வந்து முயற்சி செஞ்சுருக்கேன் அதே வாழ்ந்திருக்கேன் அதில் பெருமையாக பெருமையாக இருக்கேன் எது செஞ்சாலுமே நான் வந்து என்னுடைய இதுக்காக செய்யறதில்ல பட் கோரி என்னுடைய மகிமைக்காக என்னைக்குமே செஞ்சதில்லை எந்த வேலை செஞ்சாலும் அது ஃப்ரான்சிஸ்டந்து கற்றுக்கிட்டேன் அந்த பாடம் அவருடைய மதிப்பீடுகள் அதை உள்வாங்கினேன் அதை உள்வாங்கி பர்சனலைஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணிட்டேன் நான் படிச்சிட்டேன் எம்இ e படிச்சிட்டேன் எம்இ செக்ஷுவல் இன்ஜினியரிங் அதெல்லாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ படிச்சனால எந்த ஒரு பெருமையும் எனக்கு இல்லைப்பா நீ ஒரு குருவா இருக்க ஒரு சகோதரா இருக்க அதான் எனக்கு பெருமை அதுவும் கப்பிள்ஜன் சபையில் இருக்க அதான் எனக்கு பெருமை சொன்னாங்க நான் எங்கள் அம்மா சொன்னது நான் செயல்படுத்துறேன் ஏன்னா I want to be a little lesser brother that's it நான் பெரிய படிப்பு படித்தோம்னா நான் ஒரு பணியாளர் call I have call to be a servant அதனால அதில் பெருமை நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தான் படித்தாலும் இந்த ஃப்ரான்சிஸனுடைய மதிப்பீடுகள் இந்த உள்ளத்தில் இருக்கு அதை உள்வாங்கி நான் செயல்படுறேன் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் நீங்க ரொம்ப அருமையான ஒரு எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர் இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆன்மீகத்தை எவ்வாறு கையாளலாம் எவ்வாறு அதை எதிர்கால சந்ததி கொண்டு செல்லலாம் என்கிற அறிவுரை சொன்னால் நல்லா இருக்கும் பிரான்சிஸுடைய மதிப்பீடுகளை கடத்தணும்னா இளைய இளைய சமுதாயத்தை கடத்தணும்னா நம்ம வாழ்ந்து காட்டணும் இன்னைக்கு நான் வாழ்ந்து காட்டணும் ஏன்னா seek role model I need to live a example life அப்போ தான் சொல்ல முடியும் நான் வாழ்ந்தால் தான் மற்றவங்க சொல்ல முடியும் அப்போ தான் இந்த கான்சியஸுடைய மதிப்பீடுகள் நான் இளைய சமுதாயத்துக்கு கடத்த முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ரியலி ஃபாதர் நீங்கள் யுவர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எங்கள் ஜெனரேஷன்ஸ் ஏன்னா ஒரு சிம்பிள் ஃப்ரையராக இருந்துட்டு படிச்சிருக்கீங்க எளிமையாக வந்து படிச்சிருக்கீங்க ஒரு ஊழியரை போலவே இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து அது மிக பெரிய ஒரு இன்ஜினியர் மாதிரிலாம் காமிச்சிக்கிறது இல்லை அதுவே எங்க சபைக்குள்ள இத்தனை ஆளுமைகள் இருக்கிறது இருந்தாலும் பிரான்சிஸுடைய ஆன்மீகம் எங்களுக்கு எங்களை தொட்டு எளிமையா இருக்க கற்றுக் கொடுக்கிறது என்பது உங்களுடைய அந்த பகிர்முறை மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா நான் நேரடியாக பார்க்குறவங்களோட பழகின காலங்கள்ல இருந்து ரொம்ப எளிமையா யதார்த்தமா பாடக்கூடிய நண்பர்களில் நீடு ஒருவர் வாழ்க வளர்கள் நிறைய ஆசிரியர் thank you thank you thank you brother thank you ஏழை எளியோரிலும் வாடிடும் வரியோரிலும் பறவைகள் விலங்குகளிலும் பரமனை கண்டு தரிசித்து இயற்கையோடு வாழ்ந்த இணைந்து வாழ்ந்த இந்த புனிதரின் வாழ்வு இந்த நவீன உலகிலும் இயற்கையை நாமும் மதிக்க கற்றுத்தருகிறது பணத்திலும் பகட்டிலும் கவனம் செலுத்தும் மாந்தர்கள் மனிதர்கள் அனைவரும் பணிவிலும் பரிவிலும் கவனம் செலுத்தி பண்பான வாழ்வு வாழ்ந்திட இந்த புனிதரின் வாழ்வு நமக்கு துணையாயிருக்கும் ஏழைகளின் தோழன் புனித அசிசியை பின்பற்றி ஏழைகளின் தோழனாய் எழுச்சி மிக வார்த்தைகளால் அன்றி எளிமையான வாழ்வால் கிறிஸ்துவை இன்றும் அறிவித்து கொண்டிருக்கின்ற இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையிலே திருச்சபை ஏழ்மை ஏழ்மையிலும் ஏழைகளிலும் இயற்கையிலும் இறைவனை கண்டு பணிவிலும் பரிவிலும் நிலைத்து ஏழைகளின் தோழர்களாய் வாழ பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திருநாளை அர்த்தமுள்ள விதத்திலே நமது விசுவாசத்தோடும் ஆன்மீகத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் கொண்டாடுவது மட்டுமல்ல அவருடைய ஆன்மீகத்தை நாம் தொடர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய அந்த ஆன்மீகம் இன்னும் நம்முடைய தலைமுறைகளுக்கு முன்மாதிரிகையாக ஏற்றவையாக அமைந்து இனிவரும் தலைமுறைக்கு உள்ள இளைஞர்கள் ஆர்வத்தோடு பின்பற்றி அந்த ஆன்மீகத்தை ஏழைகளிலும் இயற்கையிலும் கண்டு வாழ்ந்திட அழைப்பு விடுக்கிறது வணக்கம் சிஸ்டர் வணக்கம் sister Gracy FSM sister Franciscan servants of Mary என்கின்ற காங்கிரிகேஷனை சார்ந்த பிரான்சிஸ்கன் துறவி அவர்களை இன்று பிரான்சிஸ் அசிசியாருடைய பெருவிழாவிலே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இங்கே அன்போடு வரவேற்றிருக்கிறேன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் பிரான்சிஸ்கன் துறவியாக மரியாயின் பணியாளராக ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பிரான்சிஸினுடைய ஆன்மீகம் எவ்வாறு அவங்களை தொட்டது அவங்களோடு பிரான்சிஸோடு பயணித்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் வணக்கம் sister good morning father good morning sister உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம் ஃப்ரான்சிஸ் அசிஸ்டியார் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் நான் சிஸ்டர் ஆன பின்னாடி தான் அவளுக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்ல முடியாது நான் படிக்கும்போதே ஏறக்குறைய அஞ்சாம் வகுப்பு இருந்து ஃப்ரான்சிஸ் அசிசியார் மேலே ஒரு தனிப்பட்ட பற்று தனிப்பட்ட விருப்பம் ஆர்வம் ஏன்னா அவர் எந் எல்லா வகையான சின்ன பிள்ளைங்களும் சரி யூத்தும் சரி பெரியவங்களும் சரி அப்படியே அட்ராக்ட் பண்ணியிருக்கார் நான் நினைக்கிறேன் அந்த ஏஜில் எனக்கு என்ன அவர் என்ன ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணிட்டார் எதனால் அட்ராக்ட் பண்ணிட்டார்னா அவருடைய சிம்பிளிசிட்டி அவருடைய பாவர்ட்டி அதாவது ஏழ்மையிலே இருந்து பெரிய நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் ஏழ்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த சொசைட்டி வந்து எல்லாம் ரிச்சாக இருந்தாங்க ஆனால் சொசைட்டி வந்து ரொம்ப ஷார்ட்டட் ஒரு பக்கம் ரிச்சு ஒரு பக்கம் மிடில் கிளாஸ் இன்னொரு பக்கம் பயங்கரமாக புவர் அப்புறம் lepers unreachable what we can say today அவர் I don't say the word பட் அன்டச்சபிள் பட் ஃப்ரான்சிஸ் அவருடைய கன்வர்ஷன் வந்த பின்னாடி automatically he goes towards the poor he embraces the leper that is what the first scene captured me as a child studying in the fifth standard. Then slowly, this uh, increased this uh, desire to know him more, to love him more. Then at the age of 18, something like that, then I came to know the sisters and they are following the spirituality of Francis, I said, Lord, what do you want me to do? Hmm, as Francis asked the question in Sandamiano in front of the crucifix, what do you want me to do? At the age of 18 and a half, I said, this is what God showed me follow Francis. I did not know our foundress at that time. Then slowly I got it. Today, I am always touched, I am always uh, enlivened by His Spirit. His prayer life and mission. He is the man of prayer and mission. He is not a contemplative, he is, he is active this is what is It is my life motive. Hmm? I can consecrate myself um, for that uh, prayer and at the same time I take what I gain and what I get the inspirations, invitation to the mission. Being with the children, being with the youth, being with women, being with whatever the mission assigned to me. So the poverty I have proposed poverty, chastity, obedience. The poverty of Francis, Franciscan is something great. I don't say that poverty which the uh, church is proposing is lesser, but the poverty of Francis and Franciscan is something, is that it has something to tell, something to give to the world of today for us if at all we live up to the mark. We are trying. I personally, I try to live. I'm not perfect. No, I, we never can reach the perfection. But Francis is there always, uh, giving uh, that spark of light, that poverty, that simplicity, that humility. Go ahead, accept everything in simplicity and poverty and love then you will gain peace. You will gain the world of peace. Even though the world of today, our world is shattered, but we have a great mission in our world today. To not to preach alone, to live. Live and show to people. If at all people have to come to us, we have to live. Our life has to be a living gospel today for us. This is what Francis is asking. This is what Francis lived to the whole church he taught as he held the church of his time on the shoulder. Yes. huh, he he is insisting, he is insisting uh, as Franciscans to go forward. We have a great responsibility. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய அந்த பிரான்சிஸ்கனுடைய ஆன்மீகத்தை பகிர்ந்து கொண்டதிலே நீங்க எத்தனை ஆண்டுகளாக துறவியாக இருக்கிறீர்கள் Eh, இருபத்தி இருபத்தெட்டு ஆண்டுகள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னே மேலே ஆயிடுச்சு ஏறக்குடைய முப்பது வருஷம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கும் உங்க சபைக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு ஏன்னா நான் சிறுவ முதலே உங்க சபையை பார்த்து தான் உங்க சகோதரியை பார்த்து தான் பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்தனுக்கு ஆசை வந்ததே நான் நீங்க பிரான்சிஸ் ஆன்மீகம் மட்டுமல்ல மரியாளின் ஆன்மீகம் சேர்த்த ஒரு பணியாளர் சபை ஊழியர் சபை நீங்கள் அதனால் உங்களுடைய இந்த பணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்ததும் அவங்க நீங்கள் தான் உங்கள் சபை சகோதரிகள் தான் ஆன்மீகத்திலும் என்னை வளர்த்ததிலும் உங்கள் சகோதரிகள் தான் அதனால தான் எனக்கும் இந்த சபையின் மீது ஈர்ப்பு இருந்தது பிரான்சிஸ் மீதான அறிவும் எனக்கு கிடைச்சது அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் எனக்கு எனக்கு I am also happy to live this Franciscan spirituality அதனால் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் சிஸ்டர் கிரேசி அவர்கள் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற சுந்தம்பட்டி இருக்கிற அந்த பங்கில் இருக்கின்ற சகோதரி அப்பா இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க விடுமுறைக்கு வந்தவங்க அவங்கள அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தன்னுடைய விடுமுறை நாட்கள் முழுவதும் செலவு செலவழித்திருக்கிறார்கள் அப்பாவுக்கு ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு வயசு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூன்று வயசு அப்பாவுக்கு அவங்களுடைய இல்லத்திலேருந்து ஒரு ச குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சகோதரர் குரு வந்து பெஞ்சமின் அவர் தருமபுரி மறை மாவட்டத்தில் குருவாக பணியாற்றுகிறார் நல்ல ஒரு ஆன்மீக இல்லம் அது அவங்க பிரான்ஸ் நாட்டில் பணி செய்கிறாங்க பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய சபையினுடைய தலைமை இடம் அங்கதான் இருக்கிறது குல்வா என்ற இடத்துல அங்கே பணி அங்கே அவர்கள் மறை அவங்களுடைய சபையினுடைய பொருளாளராக இருந்து கொண்டும் ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த பாரிஸில் இருக்கின்ற அந்த பான்லியூன்னு சொல்லுவாங்க அந்த ஓரமாக இருக்கிற ஊர் ஓரமாக இருக்கிற மக்களுக்கு பணி செய்வதற்காக அங்கேருந்து பணி செய்து கொண்டிருக்காங்க அதே சிஸ்டர் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் அங்கே பணி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த மூணு வருஷமா நான் லுமாங்கிற இடத்துல அதே மாதிரி தான் எல்லாம் மைக்ரண்ட் பீப்புள் இஃப் யூ எங்கள் எங்கள் பேரிஷில் பார்த்தீங்கன்னா பூசைக்கு வந்தாக்க ஏதோ கை க விரல் விட்டு எண்ணலாம் ஃப்ரெஞ்சு பீப்புள் மற்றவங்களெல்லாம் ஆப்ரிக்கா எல்லா விதமான கண் தேசத்துலேருந்தும் வராங்க அதாவது migrant people who are come and settled there it is rather it is very very very poor area very poor area very poor parish very poor people because they don't have much we think நம்ம நினைக்கிறோம் ஃப்ரான்ஸுன்னு சொன்னால் ஆஹா வெளிநாடு நிறைய பணம் இருக்குது இல்லை எங்களுடைய ரியாலிட்டி நாங்கள் இருக்கிற இடம் மக்களை போல் நாங்களும் வாழ்கிறோம் நாங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் நாலாவது ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் லெவன் ஃப்ளோர் இருக்குது அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக யாருக்கும் கிறிஸ்டியன்ஸு கிடையாது எல்லாம் முஸ்லீம்ஸ் நாங்கள் வாழ்கிறது வந்து முஸ்லீம்ஸ் நடுவில் வாழ்கிறோம் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை என் அழகாக எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம் அது நம்ம பொறுத்து இருக்குது நாம் ரெஸ்பெக்ட் பண்ணால் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் oh these women are uh, wim- uh, women of God. That means you have something to give us, you have something to tell us about God. So they respect the in us, they they know something, we are set apart. But we are among them. So it, the uh, relationship uh, is good. You witness by through your life by Yeah. Your life Yeah, it is through our life. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரான்சிஸ் அசிசார் ஃபீஸ்ட் நேரத்தில் உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது நீண்ட நெடிய பயணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் சபையில் இருந்திருக்கிறீங்க அதனால் ஒரு ஆன் நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மீகம் வந்து ஃப்ரான்சிஸ் அசியார் மட்டும் இல்லை மரியாளுடைய ஆன்மீகம் சேர்த்து அதனால் ஃப்ரான்சிஸ்கன் சர்வன்ஸ் ஆஃப் மேரி ஸோ அதனால் ரெண்டுமே பியூட்டிஃபுல் பேலன்ஸ்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதனால் அது ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பணி தொடரட்டும் ஃப்ரான்சிஸ்கன் வேல்யூஸை நீங்கள் இன்னும் கூட அதிகமாக பரப்பலாம் இந்த உங்களுடைய வாழ்க்கை மூலமாக இந்த எளிய அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன சொல்ல விரும்பி எப்படி எப்படி வாழலாம் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்ந்த காலங்கள் இருக்கிறது இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது செய்யலாம் ஒரு நிறைய கொஞ்சம் ஃப்ரீடாக இருக்குது ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய் இன்னும் டைல்யூட் ஆகிருமோ அந்த ஆன்மீகன்ற ஒரு பயமும் இருக்குது இனி வரும் காலங்களில் எப்படி அதை வாழலாம் The family has to say great has to play a great role in it. Whatever may be, we have great responsibility. We have also children. We are dealing with children, groups of children, and the youth. Naturally, today as per my experience, youth are specially attracted by the spirit of Francis of Assisi. Yes. So there we have to take that instant and bring them up. This is what we are doing. Then there are youth, of course, in the uh, beginning there will be for 15, 16, 17 by, uh, by group. Slowly, slowly when we start talking, then there are youth. They are very much taken up by the poverty of Francis in two days to Context. world. They have everything. There, nothing is lacking. Huh? In this, what we say, uh, the era of uh, machines. Huh? Yeah. They can't live even in the night. They have to have something in the ear, the earphone to sleep, to hear, uh, listen. The uh, ear of the uh, generation of noise, hmm, generation Francis, he himself made noise. He played, uh, he was a troubadour and he was attractive. But youth today, it is not difficult. Of course, we have to, uh, we have to, to persevere, persevere and we have to go to them. They will not come to us. It is clear, what we say, net and clear we can say. <laughs> they will not come to us, the youth of today. We have to go. That means we cannot take our church and go. We have to go and get from them something. We yes. have to bring them. We have to attract. As Francis, he attracted. Yeah. Hmm? Sure. But not with uh, some spectacles. Of course, there were times he was giving spectacles He attracted, and those just came for that. They left. Then there is some. There are in our youth. There are there is something sure and certain because we, we are experiencing that. Will pray sister will pray so that Francis can inspire இன்னும் வரக்கூடிய ஜனங்கள் uh, ஜனங்களுக்கும் uh, வரக்கூடிய காலங்களுக்கும் இப்படி ஆன்மீகம் எல்லாரையும் தொடட்டும் uh, இயற்கையில் இயற்கையின் புனிதர் இயற்கையை நாம் நேசிக்கணும் இயற்கையில் ஆரம் நேசிக்கணும் இளைஞர்கள் இன்னும் அதிகமாக வந்து பணி செய்து இந்த ஃப்ரான்சிஸ்கின் ஆன்மீகத்தை இன்னும் அதிகமாக வாழ்ந்து காட்டணுன்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை கொண்டாடுவோம் இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இங்கே வந்து எங்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்லா செய்யுங்க பணி செய்யுங்க ஆரோக்கியத்தோடு பணி செய்யுங்க மகிழ்ச்சியோடு பணி செய்யுங்க God bless you sister thank you father happy feast happy feast first of Saint Francis be a witness to this small village surroundings as you will do sister thank you God bless